வணக்கம் இப்போ நாம இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் தேர்ட்டி மேல் ஆகுது ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்துச்சு ஃபைவ் ஃபைவ் ஒன் ஃபைவ்ல வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா நல்ல செகண்ட் டார்ட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணி இறங்கிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி வந்து கொடுத்து ஏறிட்டுருக்கு ஸோ இப்போ ரெக்கவரி கொடுத்து மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஏறிட்டுருக்குன்றனால நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றனால பையிங் ட்ரெண்ட் அப்படின்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இது வந்து யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணோன்னா இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சி ஆப்ஷன்லாம் ஏன்னா கேண்டிலுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பையிங் டன்னா க்ரீன் கலர் கேண்டில் செல்லிங் டன்னா ரெட் கலர் கேண்டில்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கோம் அடுத்து இது என்ன பாயிண்ட்லேயே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஃபைவ் ஃபோர் நைன்ட்டி த்ரீயில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல ஸ்ட்ரைட் லைன் அதான் first target second target line five four ninety த்ரீயில் வந்திருக்க buy call five five zero seven போகுதா அப்படின்றதான் நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் பை கால் வந்து வந்திருக்கு ஸோ இது நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வால்யூம் நல்லாயிருக்கும் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஜென்ரலாகவே க்ரூட் ஆயில் நல்லா மூவ் பண்ணுன்றதுக்காண்டி தான் இந்த டைமிங்கை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபிஃப்டி ஃபோர் ஆகுது நமக்கு பைக்கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பையிங் ரேஞ்சிலே தான் ரவுண்ட் அப் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஆயிருக்கு நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட் ஆரட்டை ரீச் அவுட் ஆகிருக்கு இந்த ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ இருக்குல்ல five thousand five hundred so அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு க்ரூட் ஆயில் வந்துட்டு பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டிக்கு அப்புறம் இப்போ வந்து அந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சிங்கிள் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தோன்னே மார்க்கெட் டக்குன்னு நமக்கு ஃபஸ்ட் ஆரட்டை வந்து ரீச் அவுட் கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ